லஸ்ஸி நம்ம பண்ண போகிறோம் கொஞ்சம் கேரட்டும் நான் சேர்த்துக்கிறேன் கார்னிஷ் பண்ணுறதுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பீட்ரூட் திருவி வச்சுருக்கேன் ஒரு கப் தயிர் கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க சர்க்கரை உங்களுக்கு தேவைக்கேற்ப ஒரு சிட்டிகை உப்பு ரோஸ் எசன்ஸ் வச்சுருக்கேன் ஒரே ஒரு ட்ரா கார்னிஷ் பண்ண கொஞ்சம் கேரட் வச்சுருக்கேன் இது கூட சியா சீட்ஸ் வச்சுருக்கேன் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து கொஞ்சம் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன் நம் இப்போ எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் முதல்ல கொஞ்சம் தண்ணியில் இதை வேக வச்சுக்கோங்க திருவி வச்சிருக்க பீட்ரூட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும் சியா சீட்ஸ் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அதனால் இது ஹா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு பிளாக்கெல்லாம் வராமல் தடுக்கும் அது மாத்திரம் இல்லை இதில் நிறையா வேறு மெடிசினல் வேல்யூஸும் இருக்குது அதனால் இது வந்து நீங்கள் சாலட்டில் சேர்த்துக்கலாம் இல்லை ஸ்மூத்தியில் சேர்த்துக்கலாம் இல்லை ஃப்ரூட் சாலட்ஸில் கூட கொஞ்சம் நீங்கள் மேலே போட்டுக்கலாம் எங்கள் சேனலில் நிறைய சாலட்ஸ் இருக்குது சியா சீட்ஸ் யூஸ் பண்ண ஃப்ரூட் சாலட்ஸ்லாம் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பீட்ரூட் பார்க்கலாம் பீட்ரூட் அளவுக்கு வந்துச்சு இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக தான் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியில் வேக வைக்கிறோம் சில பேருக்கு பீட்ரூட்டோட ஸ்மெல் பிடிக்காது ஒரு மண் வாசனை இருக்கும் அதனால் நம்ம கொஞ்ச நேரம் அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் அது சுண்டுடுச்சு நம்ம கொஞ்ச நேரம் ஆறுன பின்னாடி தயிரை போட்டு நம்ம அடித்து வச்சுக்கலாம் நம்ம பீட்ரூட் லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சியா சீட்ஸ் ஒரு ஸ்பூன் போடுறேன் எசன்ஸ் ஒரு ட்ராப் போடுறேன் இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இதில் நீங்கள் சப்ஜி சீட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து போடலாம் கேரட் கார்னிஷ் பண்ணுறதுக்கு சும்மா கொஞ்சம் கேரட் வச்சிடலாம் பீட்ரூட் லசி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தி ட்ரிங்க் இது நீங்கள் குழந்தைங்களுக்கும் சேர்த்து கொடுக்கலாம் தேங்க்ஸ் தேங்க்யூ